வணக்கம் இது bank nifty one minute chart nine fifteen market open gap டவுனில் வந்திருக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட் கேப் டவுனில் இருக்குது thirty five five forty range போகையில் செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு செல் கால் வந்திருக்குன்றனால நமக்கு இந்த சார்ட் எப்படி இண்டிகேட் பண்ணுன்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at thirty five five forty ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடர் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first order second order line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா stop loss line first order difference வந்து நமக்கு எயிட்டி நைன் பாயிண்ட் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பாயிண்ட் மாதிரி இந்த நைன்ட்டி பாயிண்ட் ரீச் ஆகுதான்றது வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் எப்போல்லாம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போலாம் கேண்டலினுடைய கலர் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்லேயே மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் எவ்ரிடே ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டியில் வந்தது நம்ம பேசிகிட்டு இருந்த இந்த ஒன் மினிட் கேப்லேயே ஃபஸ்ட் ஆர்ட்டான thirty five four four fifty டூவை வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்குது ஸோ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா மோர் தென் ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ மொமெண்டம் வந்து கிடச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank nifty weekly option thirty five five hundred put option நமக்கு ஃபைவ் நாட் நைனில் வந்த பை கால் ஃபஸ்ட் கேண்டில் வந்து ஆக்சுவலி பை கால் ஃபியூச்சரில் வந்தது ஃபைவ் செவன்ட்டி ரேஞ்ச் கிட்ட வந்திருக்கு இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட ட்ரேடிங் வந்து போகுது டேரக்ட் ஆப்ஷனில் இந்த மாதிரி கால்ஸ் வரும் இந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல டவுனில் இறங்கிட்டு இருக்கு இந்த சார்ட்டில் இந்த மாதிரி கால்ஸ் பார்த்து நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இதில் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலரும் வரனால டக்குன்னு ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ